அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகுகேது பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம் ராகுகேது பயிற்சியில உச்சத்தை தொட போகும் ஐந்து ராசிகள் என்னென்ன ராசிகள்ல பற்றி இப்ப நம்ம பார்க்கலாங்க இப்ப ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி மாறுறாருங்க திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி மாறுறாரு இருபத்தி மூணு ஒம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதாம் தேதி வந்து திருக்கணிதப்படி ராகுகேது பயிற்சி ஆகுதுங்க இப்போ ராசி எந்த அஞ்சு ராசிகள் வந்து உச்சத்தை தொட போகுது ராஜயோகத்தை பெறப்போக ராசி பார்க்கலாங்க தனுசு ராசி முதல்ல பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுக்கலாங்க தனுசு ராசி இப்போ தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு இது அதாவது வந்து ராகு கேது பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு பயிற்சி மாறும் அடுத்தது வந்து சனி பயிற்சி இருக்கு இப்போ ராகு கேது பயிற்சிக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கேது பகவான் வந்து தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து இதனால் வரைக்கும் கடந்த ஒரு ஒரண்ட ஒன்றரை வருடமாக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பாங்க அந்த தனுசு ராசிக்காரங்க இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா கேது பகவான் விலகிறாரு விருச்சக வீட்டுக்கு வராரு அடுத்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மிதன வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வராரு அதனால தனுசு ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லாங்க இனி இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்ச வட்டி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உடல் ரீதியான இருந்து நல்லாவே படிப்படியாக சரியாகி அவங்க சரியாயிடுவாங்க ஒரு மாதம் கடித்து அதாவது செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் மாதத்துலேருந்து நல்ல ஆரோக்கியமாகவே இருப்பாங்க மன ரீதியான பிரச்சனைகள் இருக்காது இழுபறியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் இப்போ சீக்கிரமாக அதுக்கான முடிவு வந்து ஏற்பட போகுது அதனால் சொத்து விஷயங்கள் மற்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு ரொம்ப எந்த விஷயத்த ரொம்ப இழுபறியாக இருக்குது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய ஒரு யோகம் தொழில் ரீதியாக தொழில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதனால் அட்டகாசமாக இருக்குது ராகு பகவானும் ஆறாம் இடத்துக்கு வராரு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கடந்த ஒரு இரண்டு வருடமாகவே அவங்களுக்கு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க இனி அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா சனி பயிற்சியும் பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதம் வருது சனி பகவானும் நான் வந்துடுறாரு குரு பகவான் வந்து ராசிநாதன் போய் நீச்சம் ஆகக்கூடாது குரு பயிற்சி சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடியது ராகு கேது பயிற்சி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ராகு கேது பயிற்சி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கண்டிப்பாக கொண்டு வருங்க தொண்ணூறு சதவீதம் இப்போ நம்ம இதுக்கு தனுசு ராசிக்கு கொடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன ராசிக்கு மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கலாங்க ஏன்னா மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிற கூடிய சுகஸ்தானத்தை கெடுத்துட்டு இருந்திருக்காரு அது வண்டி வீடு வாகன யோகங்கள் இதெல்லாமே தடைப்பட்டிருக்கும் பிரச்சனைகள் உண்டாயிருக்கும் கடன் வாங்கியிருப்பீங்க நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க இப்போ அந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு அதாவது ரிஷப வீட்டுக்கு வரதும் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சக வீட்டுக்கு வர்றது இவருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பெரிய சாதகம்னு சொல் சாதகம்னு சொல்லாங்க பாதகம் கிடையாது இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் இப்போ நான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் தசா புத்திகள் மாறும் உங்களுக்கு அமைப்பு ராகு கேது எங் எப்படி இருக்கு என்ன கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசி கட்டத்துல நவாம்ச கட்டத்துல எப்படி இருக்காங்க யோகமா என்ன பாதகமா என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்து சொல்ல முடியும் ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து கோச்சார பலன் தான் சொல்லிட்டு இருக்கோம் ராசிக்குன்னு பாத்தீங்கன்னா அது உள்ள நம்ம போனால் தான் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது பார்க்க முடியும் இப்போ கோச்சார பலனில் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒர்க் அவுட் ஆகுங்க ஆனால் தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தி காலத்தில் நடந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இது நான் சொல்கிறது ஒரு தொண்ணூறு சதவீதமே நடக்கும் இயற்கையாகவே உங்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்தா சப்போஸ் அதில் சின்ன சின்ன மைனஸ் இருந்தால் அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்றதான விஷயம் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னோட நம்பர் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்னை கேட்கலாம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அடுத்த மீன ராசி அதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் மீன ராசிக்கு மீனராசிக்கு எண்பத்தஞ்சு சதவீதமே கொடுக்கலாங்க ரொம்ப அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சக வீட்டுக்கு வரதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் வந்து நடக்கும் அது தொழில் விஷயமா இருந்தாலும் சரி ஜாப் ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி அது கவர்மெண்ட் ஜாபுக்கும் பொருத்தும் ப்ரைவேட் ஜாபுக்கும் பொருந்தும் அதனால் க யாருக்கிலேயும் இவங்க வந்து அடிமையாக வேலை செய்ய மாட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா தனுசு ராசியும் சரி மீன ராசி மீன லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன் சொந்த முயற்சியில் தான் அவங்க முன்னுக்கு வருவாங்க அவங்களுக்கு கீழே பத்து பேர் வேலைக்கு வேலைக்கு இருப்பாங்க எப்போவுமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க ஆனால் போதனை சொல்லக்கூடிய இடம் இது வந்து குருபா குருபகனுடைய வீடு இல்லைங்களா தனுசும் சரி மீனமும் சரி அதனால் அவங்க வந்து யாருக்கிலையும் அடிமையாக இருக்க மாட்டாங்க அவங்க கை தான் ஓங்கியிருக்கும் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து அவங்கக்கிட்ட இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குன்னே சொல்லலாங்க தைரியம் ஜாஸ்தி அதனால் கண்டிப்பாக எதையும் வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் பணவரவு இதெல்லாம் வந்து மீனராசிக்கும் இருக்குங்க அடுத்து மிதன ராசி மிதன ராசின்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் கொடுக்கலாங்க எயிட்டி பர்சன்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அதாவது ரிஷப வீட்டுக்கு அடுத்த கேது பகவான் பார்த்தா தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து விருச்சக வீட்டுக்கு போகிறாரு அதனால இவங்களுக்கு கடந்த ஒரு இரண்டு வருடமாகவே உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான கவலைகள் பேக் பெயின் இருந்திருக்கும் நிறைய சிக்கல்கள் சந்திச்சிருப்பாங்க இனி அந்த பிரச்சனைகளே இருக்காது ஏன்னா ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சவங்க வந்து இப்போ படிப்படியாக பிரச்சனைகள் குறைஞ்சவொடனே ஒரு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இப்போ ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் இந்த செப்டம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அது கட்டாயம் நடக்கும் அது இவ்வளோ நாள் நடந்து அது ஒரு கடந்த ஒரு எட்டு மாதமாகவே ஒரு தடையாக தான் இருந்திருக்கும் அந்த தடையை முறி முறியடிக்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் தான் சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி முடிஞ்ச உடனே ரொம்ப நல்லா இருக்குங்க ராகு கேது முடிகிற வரைக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வயிற்று வலி பேக் பெயின் தலை பாரமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க பிஸ்னஸ் பீப்புளாக இருந்ததுன்னா நல்லா யோசிப்பீங்க திங்க் பண்ணி தான் ஒரு செயலை செய்வீங்க அதை சக்ஸஸ் பண்ணி முடிப்பீங்க மிதன ராசிக்காரங்க தைரியசா தைரியசாலினே சொல்லலாம் மிதன ராசி அதில் நிறைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு இருந்தாலும் மூணுத்துக்கும் சேர்த்தி தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் பலனை ஏன்னா புதனோட வீடு இல்லைங்களா அதனால புத்தி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க டெக்னிக்கல் ஒர்க்கில் வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க்னா இவங்க ஸ்மார்ட் ஒர்க்லேயே செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால நிறைய புத்திசாலித்தனம் நிறைய இருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது மிதன ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வந்து எழுபத்தஞ்சு சதவீதங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் இப்போ கும்பராசிலேருந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அதாவது ஐந்தாம் வீட்டுக்கு வரார் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு வரார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அப்போ இது நாள் வரைக்கும் வர வேண்டிய பணம் அதாவது கும்பரா கும்ப வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வர்றாரு சாரி நான் ஐந்தாம் இடம்னு சொல்லிட்டேன் நாலாம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றாரு ரிஷப வீட்டுக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது வண்டி வீடு வாகனம் கண்டிப்பாக வாங்குவீங்க மிகப்பெரிய ஒரு சொத்து சேர்த்தக்கூடிய காலகட்டம் இதுன்னே சொல்லலாம் அடுத்து தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சக வீட்டுக்கு வராரு அதனால மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம் காத்துட்டு இருக்கு பத்தாம் இடத்துக்கு பத்துல ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு அதனால் எதிர்பார்த்தது நிச்சயம் நிறைவேறும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து நிறைவேறு நிறைவேறுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடக ராசி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு எதனா பார்த்தீங்கன்னா ப பன்னெண்டாம் இடத்துல இதனால் வரைக்கும் ராகுபகவான் வந்து மிதன வீட்டில் இருந்தார் இப்போ ரிஷப வீட்டுக்கு அதாவது பதினோராம் இடத்துக்கு ராகு பகவான் வர்றாரு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்து ராகுபவன் இருக்கிறனால அதை பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு அதனால் நிறைய லாபங்கள் இவங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத பணவரவு வர வர வேண்டிய பணம் கூட வந்துருங்க ஏன்னா இதனால் வரைக்கும் வராமல் இருந்திருக்கும் இனி வந்து அந்த பதினோராம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால இவங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட வந்து சேர்ந்துரும் அதே மாதிரி கேது பகவானும் தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் விருச்சகத்துக்கு வரதுனாலையும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் யோகம் இருக்கு அதனால தனுசு தனுசு ராசி மீன ராசி மிதுனம் கும்பம் கடகம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குன்னே சொல்லலாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற ராசிகள்லாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு நல்லா இருக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கு இப்போ கடகத்துக்கு நான் சொல்லலை இப்போ சொல்லிடுறேன் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகம் இருக்கு அதனால கண்டிப்பாக வந்து ராகு கேது பயிற்சி அன்னைக்கு கோயிலுக்கு யாரும் இப்போதைக்கு போக முடியாது வீட்டில இருந்தே வழிபடுங்க ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் கேது பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க இல்ல ராகு காலம் அந்த டைம்ல அந்த நாள்ல அந்த செப்டம்பர் ஒன்னோ இல்ல செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இந்த மாறுறது இல்லைங்களா திருக்கணிதப்படி வாக்கியப்படி அந்த டைம்ல நீங்க ராசிக்காரங்களை என்ன பண்றீங்கன்னா ராகு காலம் வரும்போது துர்கையோட வழிபாடு பண்ணுங்க இருந்தே நீங்கள் பண்ணலாம் அது இல்லாமல் காளியம்மன் காளியம்மனோட மந்திரம் நீங்கள் சொல்லலாம் ஜெபிக்கலாம் துர்கையோட மந்திரமும் நீங்கள் ஜெபிச்சுட்டு வரலாம் குத்துவிளக்கு ஏற்றி நீங்கள் வீட்டில் வழிபட்டாவே போதுமானதுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குது கடகராசிக்கு அதனால் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களா நிச்சயமாக நிறை நிறைவேறும் அதே மாதிரி குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறது வந்து குரு பகவான் உங்களை பார்க்குறாரு அதுதான் ஹைலைட் அடுத்து வரக்கூடிய எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு இருந்தாலும் கடகத்துக்கு ரொம்ப சம்திங் ஸ்பெஷல்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்தது தான் கன்னி விருச்சகம் மகரம் அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ராகு கேது பயிற்சி கன்னிக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் போடலாம் விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மகரத்துக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தான் மேஷத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வருது சிம்மத்துக்கு ஐம்பது துலாம் இதுங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற ராசிங்களுக்கு நீங்களே பாருங்கள் அது சொன்னால் அது கஷ்டமாக தான் இருக்கும் மற்ற ராசிக்காரங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நல்லா இல்லைன்னா கூட நம்ம சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அது ஒரு ஹைலைட்டாக கொடுக்கும் நல்ல தசாபுதி காரங்கள் காலங்கள் வரும்போது கோச்சார ரீதியாக ஏதாவது பலன்கள் மாறி இருந்தால் கூட அவங்களுக்கு அது ராசி கட்டம் வழியாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கிரகங்கள் மாறுபடுது இல்லைங்களா தசா புத்தி வருது அந்தரம் வருது எல்லாம் மாறுறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் நீங்கள் கவலைப்பட வேணாம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் இந்த அஞ்சு ராசிக்காரங்களுமே வந்து ஜாதகம் வந்து எடுத்துகிட்டு போய் பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்கு எப்படி பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க இல்லை என்கிட்ட பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க மற்ற ராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்குங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அவங்களோட சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கு டோட்டலாக எல்லாருக்கும் நல்லாயிருக்கு இந்த ராகுகேது பயிற்சி முக்கியமாக ஹைலைட்டாக இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் வந்து அடுத்தது பார்க்கலாங்க இப்போதைக்கு ராகுகேது பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ராசிக்காரங்களுக்கும் நல்லாயிருக்கு தனுசு ராசி மீன ராசி மிதன ராசி கும்பம் கடகம் இவங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குன்னே சொல்லலாங்க ராகு கேது பயிற்சி அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல கோயிலுக்கு போக முடியல அப்படின்ட்டு வீட்டிலேருந்து நீங்கள் வழிபடலாம் விநாயகர் வந்து வழிபடுங்க விநாயகரை வழிபட்டுட்டு துர்கை அம்மனை வழிபடுங்க போதுமானது காளியம்மன் மாரியம்மன் காளியம்மனை வழிபடுங்க அவங்களுடைய ஸ்தோ ஸ்லோகம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அதாவது அது சொன்னீங்கன்னாவே போதுமானது ராகு காலத்தில் சொல்லுங்கள் ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் கேது பகவானுடைய காயத்ரி மந்திரமும் அன்னைக்கு ஜெபிச்சுட்டு வாங்க ராகு கேது பயிற்சி அன்னைக்கு உங்களால் கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா கோயில் வந்து இந்த பீரியடில் வந்து திறக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் வீட்டிலேருந்தே வழிபடுறது எப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால் அப்படி வழிபட்டிங்கன்னா போதுமானதுங்க எல்லாருக்குமே பொதுவாக நல்லா இருக்கு வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்